ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது இழந்த பழம் மரம்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இது கொய்த்தில் பாருங்கள் என்ன அழகாக காய்ச்சி பழமாக பழுத்துருக்குதுன்னு இதே மரம் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா இதில் இந்த மரத்தில் ஒரு இலை கூட மிஞ்சாது ஆனால் பாருங்கள் என்ன அழகாக காய்ச்சிருக்குன்னு இது எதார்த்தமாக நான் என்னோடய பேஷண்ட் வீட்டுக்கு வரும்போது அந்த பேஷண்ட் வீட்டில் இந்த மரம் இருக்குது நான் எப்பப்பெல்லாம் அந்த பேஷண்ட் வீட்டுக்கு வரணும் அப்பப்போல்லாம் நான் இதை பிடுங்கி சாப்பிடுவேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கீழே விழுந்து கிடக்குன்னு இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க கூட இந்த பழத்தை சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஒரு சில கொய்தீஸ் இந்த பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க அது விரும்பி சாப்பிட்டாலும் வீட்டில் உள்ளதை புளிக்கி சாப்பிட மாட்டாங்க அவங்க கடையில் உள்ளதை வாங்கி தான் சாப்பிடுவாங்களே தவிர இந்த மாதிரி வீட்டில் உள்ளதை சாப்பிட்ட வரேன் எனக்கு தெரியல பட் வெளியே வெளிநாட்டுக்கு இந்தியன்ஸ் மற்ற கண்ட்ரீஸில் உள்ளவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது இந்த பழம் மரம் இருந்துச்சுன்னா பிடிங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி கிடக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மரம் கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது எங்கள் அம்மாலாம் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட சொல்லுவாங்க எங்களை ஆனால் இது சூடு இந்த பழம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மில்க்கு சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் செய்யாது அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஒன்றும் கிடையாது பட் இது கொய்த்தில் இந்த மரம் இருக்கிறத பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சரி ஓகே உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோஸ் எடுக்கிறேன் பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குன்னு இதுதாங்க கொய்த்து அவ்வளோ ஸ்பெஷல் இதுதான் டேட்ஸ் பாருங்கள் என்ன அழகாக நம்ம ஊரில் இந்த புல்லெல்லாம் இவ்வளோ அழகாக வளர்க்க மாட்டாங்க பாருங்கள் என்ன அழகாக வளர்த்துருக்காங்க இதுதான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்து தான் உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் முக்கியமாக எனக்கு பிடிச்சது இந்த இழந்த பழம் மரம் தான் இந்த வீட்டுக்கு நான் எப்படா வருவேன்னு காத்திருக்குது இந்த இழந்த பழத்துக்காக தான் இந்த சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த மந்தோடு முடிஞ்சிரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கீழே கொட்டி கிடக்குன்னு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுதான் இந்த பழத்துக்கு பெரிய ஆச்சரியமே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டெய்லி நான் ஒவ்வொரு வீடியோ போடலான்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் இது இப்போ தான் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு என்னென்னலாம் வீடியோ என்னால் கேப்சர் பண்ணி போட முடியுமோ அந்தந்த வீடியோலாம் நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்